விஜய்துர்க்குங்கிற கிராமத்துல கோபிங்கிற பேர் கொண்ட ஒரு ஆள் இருந்தான் அவன் படிக்காதவன் அப்புறம் ஒரு அப்பாவி அவன் தன்னோட மனைவி ஷீலா அப்புறம் பையன் ரோஷன் கூட கிராமத்துக்கு வெளியில ஒரு சின்ன குடிசையில வாழ்ந்து வந்தான் அவன் முட்டாளா இருக்கிறதால அவனை யாருமே வேலையில வச்சுக்கிறது இல்ல ஒரு நாள் அவன் மார்க்கெட்ல ஒரு தேங்காய் வியாபாரி கிஷனை பார்க்க போனான் கிஷன் அண்ணன் என்னோட பேரு கோபி அது மட்டும் இல்ல நான் இந்த கிராமத்துல தான் இருக்கேன் உங்ககிட்ட ஏதாவது ஒரு வேலை இருக்கா கோபி தம்பி உன்னை பத்தி எனக்கு நல்லா தெரியும் ஆனா இவ்வளோ அப்பாவியா இருக்கிறது நல்ல விஷயம் கிடையாது சரி அத விடுப்பா நான் உனக்கு ஒரு சைக்கிள் அத்தோட கொஞ்சம் இளநியும் கொடுக்கறேன் நீ இளநி தண்ணிய வித்து அதுல எவ்வளவு பணம் வருதோ அதை நம்ம பிரிச்சுக்கலாம் இப்படி கோபி சைக்கிள்ல இளநிய எடுத்துக்கிட்டு தெரு தெருவா சுத்தி இளநீர் விற்க ஆரம்பிச்சேன் இளநீர் வாங்கிக்கோங்க இளநீர் இளநீர் ரொம்ப சுவையான இனிப்பான இளநீர் வாங்கிக்கோங்க ஆனா அவங்க கிட்ட யாருமே இளநீ வாங்க வரல ஒரு நாள் ஒரு ஏழை பெண் கோபி கிட்ட ஓடி வந்து அவன் கிட்ட என்ன சொன்னான்னா அண்ணன் என் புருஷனுக்கு ரொம்ப உடம்பு சரியில்லை நான் மாத்திரை கூட வாங்கிட்டேன் ஆனா டாக்டர் அவருக்கு இளநீர் கொடுக்க சொல்லி சொன்னாரு ஆனா இப்ப என் கையில பணம் இல்ல நீங்க ஏதாவது உதவி பண்ணுங்களேன் அம்மா இத பாருங்கம்மா நீங்க கவலையே படாதீங்க இந்த எல்லா இளநியும் எடுத்துட்டு போங்க உன் புருஷன் குணமாயிடுவாரு பணத்தை பத்தி எல்லாம் அப்புறம் பாத்துக்கலாம் இந்த விஷயத்த கோபி கிஷன் கிட்ட சொன்னப்ப அவரு தீட்டினாரு கோபி நீ இந்த மாதிரி பண்ணா நம்ம எப்படி பிசினஸ் பண்றது நான் உனக்கு இன்னொரு வாய்ப்பை தரேன் அதுக்கப்புறம் உன்னோட வேலையை இழக்க வேண்டியது இருக்கும் அப்படி சொல்லிட்டு கிஷன் இன்னும் கொஞ்சம் இளநிய கொடுத்தாரு அன்னைக்கு கிராமத்துல ஒரு ஆளு கோபிய கூப்பிட்டாரு அப்புறம் இளநிய வெட்ட சொல்லி சொன்னாரு ஒன்னுக்கு அப்புறம் ஒண்ணுன்னு அந்த ஆளு எல்லா இளநீரையும் குடிச்சிட்டாரு குடிச்சிட்டு என்ன சொன்னாருன்னா சரி கோபி சார் இளநீ ரொம்ப சுவையா இருந்தது நான் உனக்கு ஒரு இளநீருக்கு நூறு ரூபாய் கொடுக்கறேன் ஆனா நீ எனக்கு ஒரு வேலையை செய்யணும் என்னன்னு சொல்லுங்கண்ண நான் உனக்கு ஒரு பேக்கெட்டை கொடுக்குறேன் அப்புறம் ஒரு அட்ரஸ் கூட சொல்றேன் நீ போய் இந்த பேக்கெட்டை அந்த அட்ரஸ்ல கொடுத்துடுறியா கண்டிப்பா என்ன அப்படி கோபி அதை வாங்கிக்கிட்டு அங்கிருந்து புறப்பட்டான் ஆனா கோபி அந்த அட்ரஸுக்கு போனப்ப அந்த இடத்துல போலீஸ் இருந்தது அப்புறம் அந்த ஆளை அரெஸ்ட் பண்ணி கூட்டிட்டு போனாங்க கோபி இது எல்லாத்தையும் பார்த்துட்டு அதுக்கப்புறம் நேரா வீட்டுக்கு வந்தான் அவன் அந்த பேக்கெட்டை பிரிச்சு போது அதுல நிறைய வைரங்கள் அப்புறம் தங்க பிஸ்கெட்டும் இருந்துச்சு கோபி உடனே அங்கிருந்து நேரா அந்த ஆளு கிட்ட ஓடினா அந்த பேக்கெட்டை கொடுத்தாரே அவர்கிட்ட ஆனா அங்கேயும் போலீஸ் இருந்தது அப்ப அவனையும் அரஸ்ட் பண்ணி கூட்டிகிட்டு போயிட்டு இருந்தாங்க அப்பதான் கோபிக்கு புரிஞ்சு போச்சு இவங்க எல்லாருமே ஸ்மக்லிங் பண்ற திருடனுங்கன்னு அப்புறம் கோபி வைரங்கள் எல்லா தங்கத்தையும் வித்து ஒரு நல்ல வீடு கார் எல்லாத்தையும் வாங்கினான் அப்புறம் கொஞ்சம் பணத்தை தன்னோட முதலாளி கிஷன் கிட்டையும் கொடுத்தான் அதுக்கப்புறம் கோபி ஒரு பெரிய தேங்காய் மண்டிய ஆரம்பிச்சான் அப்புறம் பெரிய கோடீஸ்வரன் ஆயிட்டான்